அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு வீடியோன்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனே சொல்லலாம் அதாவது நம்ம யூடியூப் சேனல் பேனர் ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் எப்படி நம்ம மொபைல்லையே பார்க்க முடியும் ஸோ அதுக்கானது அதை பற்றி இன்னும் எந்த யூடியூப் சேனல்லையும் போடாது ஸோ அதை தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ இதை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போனா தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களோட கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணி சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் அந்த ரேஷனை கொடுத்துக்கோங்க ஸோ இதுக்கடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல நான் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ அதை தான் நான் இப்போ காமிக்கிறேன் ஸோ நீங்கள் ரெடி பண்ணோன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் இதை கொஞ்சம் கிராப்பிங் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சதை இப்போ வச்சுக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் இப்போ இதை இப்போ நம்ம இதை இப்படி பண்ணி கேப்சூ ரன் சேவ் இருக்கும்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதாகிடும் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க கிரியேட் நியூ கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு போய்க்கோங்க நெக்ஸ்ட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸில் போய் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கலர் வேணும்னா வச்சுக்கோங்க நான் இப்போதைக்கு பிளாக் வச்சுக்கிறேன் ஸோ பிளாக் வச்சோடனே லேயர் கிளிக் பண்ணி இப்போ நம்ம கேப்ச்சர் பண்ணோம்ல ஸோ அதை இதில் வந்து ஃபிட் பண்ணிடுங்க இதுலேயும் நம்ம க்ராப்பிங் பண்ணோம் ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இவ்வளோ போதும் ஓகே இப்போ நான் இதை வந்து சைஸை கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ சைஸை கம்மி பண்ணோனையும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிட்டோம் இப்படி சைஸை கம்மி பண்ணால் அப்புறம் நம்ம திருப்பி கேப்சூர் அஞ்சு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது குட்டியாக தான் இருக்கும் அதுக்கும் ஒரு இது இருக்குது ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சைடில் உங்கள் லோகோ தெரியாது கிளிக் பண்ணி யுவ சேனல் போய்க்கோங்க யுவ சேனல் போய் எடிட் சேனல் கொடுத்தீங்கன்னா இதில் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வரும் ஸோ இதில் லோகோ இதெல்லாம் வரும் ஸோ இங்கனக்குள்ளே கேமரா இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம செஞ்சது வரும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்ம குட்டி சைஸ் ஆக்கிக்கலாம் குட்டி சைஸ் ஆகி இதை ஜூம் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ லேசாக பிளாக் கலர் தெரியட்டும் ஸோ இப்போ பார்த்து நம்ம சேவ் கொடுத்துக்கலாம் சேவ் கொடுத்துட்டோம்னா அது ஆகும் கொஞ்சம் நேரம் ஸோ பேனர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டாக சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ இப்போ வெளியே வந்து பார்த்தோம்னா அந்த இது வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனும் இருக்கும் நம்ம மொபைல்லையும் பார்க்குறப்ப அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருந்துச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லிடுங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகும்போது நம்ம விக்னேஷ் கிரியேஷன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தட்டா பேசியூ யூ